குக் வித் டிடி இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஜல்ஃப்ரைசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம சிக்கன் ஜல்ஃப்ரைசி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்ப்போம் சிக்கன் இரநூத்தொம்பது கிராம் நான் எடுத்திருக்கேன் இதில் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூனும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனும் எடுத்துக்கோங்க இது வந்து சிக்கனோட மிக்ஸ் பண்ணுறதுக்காக பெரிய வெங்காயம் வந்து நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க குடமிளகா நான் ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் மசாலா வந்து இது வந்து பொடி வந்து ஒரு டீஸ்பூனும் அப்புறம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூனும் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் வந்து மல்லிப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அப்புறம் இது வந்து தக்காளி சாறு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவை அப்புறம் இதில் வந்து மல்லி இலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் போல் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் போல் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் சிக்கனை வந்து நீங்கள் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா இதில் வேக வச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயிலேயே இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூளையும் மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதோட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலா வந்து இந்த சிக்கனோட மிக்ஸ் ஆகட்டும் இப்போ பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ இதை எடுத்து பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து திரும்ப வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் இதை வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஆனியன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் குடமிளகா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி சாரை சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாப்பொடி மஞ்சத்தூள் அப்புறம் ஜீரகத்தூள் அப்புறம் வந்து மல்லித்தூள் இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் இதோட சேர்த்துக்கிற போகிறோம் இந்த சிக்கன் கூட கொஞ்சம் கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றணும் அது மாதிரி விட்டுருங்க இது வற்றி வரட்டும் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இது நல்லா வத்தி வந்துச்சு இது ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ சிக்கன் ஜல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ